வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம லட்சுமி ஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சிவோம் நம்ம வந்து போன பகுதியில் வந்து ஜீவகாண்ட சக்தியை பற்றி என்னென்னு பார்த்தோம் இன்னொரு சொல் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அதை சொல்லிடுறேன் எனக்கு தெரியும் ஜீவகாண்ட சக்தின்னா அதை பற்றி வேதாதிரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதை பற்றி அதை பார்ப்போம் சிலது அப்புறம் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு அதெல்லாம் பார்ப்போம் அதாவது இந்த ஜீவகாண்ட ஆற்றல் வந்து உடம்பில் வந்து ஒரு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அதாவது உயிரணு அது செயல்பட செயல்பட அந்த உயிரின் மூலத்துகளே அதுதான் அது இன்னொன்று கூட சொல்லலாம் உங்களுக்கான உங்களுடைய எதிர்ப்பு சக்தி அது எவ்வளோ இது இருக்கோ அவ்வளோ எவ்வளோ எதிர்ப்பு சக்தி உங்களில் வந்து ஜீவகாண்ட ஆற்றல் அதிகமாக இருக்கோ உங்களுக்கு நோயின் தாக்கம் குறைந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த நோயின் தாக்கம் அதிகமாக உங்களை தாக்கவே தாக்காது நம்மளுடைய அது அது மட்டும் இல்லாமல் நம்மால் என்ன நினைத்தோமோ நம்ம என்ன நினைத்தோமோ அதை வந்து அப்படியே நடத்த முடியுங்க ஏன்னா வண்டி ஒரு யூனிவர்சல் மேக்னெட்டுன்னு சொல்கிறாரு அவர் வண்டி இப்போ வந்து ஒரு மின் கடத்தி உங்களை சுற்றி வந்து யூனிவர்சல் மேக்னெட் சுழன்று கொண்டே இருக்குது உங்கள் உடலுக்குள்ளேயும் சுழன்று கொண்டே இருக்கு எப்போ வந்து அந்த யூனிவர்சல் மேக்னெட்டுன்னு சொல்கிறீங்களே வெளியில் கனெக்ட் ஆகுதோ அது வந்து வெளியில் கனெக்ட் ஆகுது ஒரு ஃப்ரீக்வன்சின்னு உங்கள் உடம்புல இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கணும் அந்த தயார்படுத்திக்கிறதுக்கான அளவு தான் அவர் சொல்லும் பயிற்சிகள் தீபகாண்ட அதை வந்து அது தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி அப்புறம் குண்டலினி வழி பயிற்சியில் இதை வைத்து வந்து இதை வச்சு வந்து எதையுமே நீங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னா கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் கிடையாது ஏதாவது நல்லது நல்லது மட்டும்தான் அதாவது நீங்கள் அந்த பயிற்சி செஞ்சு ஒரு அறிவு வரும்னா உங்களுக்கே தெரியும் எதையெல்லாம் சாதிக்கலாம் எதையெல்லாம் சாதிக்க எதையெல்லாமே நினைக்கலாம் எதையெல்லாமே நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு அறிவு இயல்பாகவே வந்துடும் அது வந்துட்டு அந்த சக்தி வந்துட்டு உயிரணுவில் சுழன்று கொண்டே இருக்குது அது ஆனால் நம்ம அந்த ஐம்புலன்கள் இருக்கும் இல்லையா அது வழியாக நம்ம வேறு விரையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதிகமாக அதிகமாக விதையை செஞ்சுக்கணும் நீங்கள் கோவப்படும் போது நீங்கள் ஒரு கெட்ட சொல்ல பேசும்போது ஒரு கெட்டதை நினைக்கும் போது ஒருத்தனுக்கு தவறான ஒரு ஆற்றலை நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க ஒரு கெட்டரை ஒருத்தவங்க கொடுத்து கோம கத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது உங்களோட ஜீவகாண்ட ஆற்றல் அபரிமிதமாக அதுலேருந்து வெளியே போய்கிட்டே இருக்குது அதனால தான் எல்லோரும் சாதாரண மனிதர்களாகவே இருக்காங்க இந்த ஜீவகாண்ட ஆற்றல் அதிக யார் அதிகப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் மகான்களாக இருக்காங்க இயல்பாகவே ஜீவகாண்ட ஆற்றல் யார் அதிகப்படுத்தியிருக்காங்களோ அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு சக்தியும் மரியாதையும் இயல்பாகவே அவங்க மேலே வந்துருக்கு அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு தான் நினைச்சத அந்த நினைத்த வழியில் சாதிச்சிருக்கிறாங்க அதனால தான் அதனால தான் சொல்லுவாங்க வீட்டிலலாம் வந்துட்டு மகான்களின் ஒரு மகான்கள் ஒரு உயர்நிலை அடைஞ்சவங்க ஃபோட்டோ வைங்க ஏன்னா அந்த இடத்துல என்றைக்குமே ஒரு எண்ண ஆற்றல் அவர்கள் மூலமாக நிரம்பிக் கொண்டே இருக்கும் ஏன்னா ஜீவகாண்ட ஆற்றல் வந்துட்டு நீங்கள் உயிர் உள்ள வரைக்குமே கிடையாது அவர்களின் சமாதி ஆன பிறகும் அவர்கள் வந்து அமரதம் ஆன பிறகும் அந்த எண்ண ஆற்றல் பரவிக்கொண்டே இருக்கும் அதுதான் அதுதான் இன்னொரு வந்து அந்த அவரின் அவர்களின் புகழுக்கு வந்து மரணமானதுக்கு அப்புறமும் அமரதானதுக்கு அப்புறமும் அவங்களோட புகழ் நீடித்து இருக்குன்னா ஜீவகாண்ட ஆற்றல் தான் ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு குழு மட்டுமே அந்த வந்து அந்த எண்ணெய் அது இருக்கும்போது அது அந்த உலகம் முழுவதுமே அந்த ஜீவகாண்ட ஆற்றல் வந்து வியாபித்து இருக்கும் சரிங்க இந்த ஜீவகாண்ட ஆற்றல்னு சொல்கிறீங்க அது எப்படி நம்ம நம்புறது அதை நம்ம பார்க்குறோமா பார்க்க முடியாது உணர வேண்டும் நீங்கள் அதை வந்து உணர்வால் ஒன்று நீங்கள் அதான் சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை பார்க்குறத விட உணர்வால் உணரும்போது அதனோட தன்மையும் ஒரு அந்த ஒரு ஆனந்த நிலை நீங்கள் அதை உணரும்போது போகிறோம் அதை வந்து செயல்படும் போதும் ஒரு அபரிவிதமான ஆற்றலாக உணரலாம் எனக்கு அந்த பயிற்சியை மட்டும் நான் வந்து அடுத்த ஒரு பதிவில் வந்து நான் ஒவ்வொன்றா பதினஞ்சு சொல்லிட்டு வரேன் எப்படி இருப்பேன்றன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா யூடியூப்பு அதெல்லாம் நீங்கள் எப்படி கேட்குறீங்க நான் எங்கே இருந்தோ பேசுகிறேன் அதை வந்துட்டு ஒய்ஃபை மூலமாக ஒய்ஃபை அண்ட் மொபைல் மூலியமாக டிரான்ஸ்மிஷன் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம் இந்த ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன்லாம் எப்படி போகுதுங்க நீங்கள் இங்கேருந்து பேசுகிறீங்க அமெரிக்கா சவுதி அரேபியாலாம் இருக்கிறவங்ககிட்ட எப்படி நீங்கள் பேச முடியும் சரி இங்கே இருக்கீங்க எங்கேயோ ஒரு ஊரில் சென்னையில் இருக்கிறவங்க உங்களால் எப்படி பேச முடியுது அது எப்படி அந்த தொடர்பு பெறுது அந்த மொபைலில் வந்துட்டு எது அவங்களோட போகுது ரேடியோ வேவ்ஸ்னு சொல்கிறாங்க உங்கள் மொபைலில் ஒரு காந்தம் இருக்குது அந்த காப்பர் ஒயர் மூலயமா எலக்ட்ரிக் பாய்ந்துக்கிட்டே இருக்குது உங்கள் உடம்புலையும் அதான் போனதுலேயே சொன்னேன் அந்த நரம்புகளின் மூலமாக உங்கள் உடம்புல எலக்ட்ரிக் செல் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்குது அந்த எலக்ட்ரிக் செல்லை வந்து ஒரு காண்ட ஆற்றலை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி தான் இந்த மொபைலில் வந்து ஒரு காண்ட சக்தி காண்ட புலன்கள் இருக்குது எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு நார்மலாக ஒரு எலக்ட்ரிக்கோட ஸ்பீடை விட காண்ட சக்திக்கு வலிமை அதிகம் அறிவியல் இதுலேயே சரிங்களா அதுதான் எலக்ட்ரோமேக்னெட் ஸ்பீடு அதிகம் வேகமாக கடத்தி கொண்டு போகும் இந்த ஆண்டனாலாம் இருக்குது இல்லைங்களா ஒரு குறிப்பிட்ட அளவில் ஃப்ரீக்வன்சி உண்டு இந்த மொபைல் ஃபோன்லேருந்து வர வந்துட்டு காந்த சக்தியை உள்வாங்கி அதை இன்னொரு ஆண்டனாவுக்கு அனுப்புது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு இருக்குது இந்த ஆண்டனாவுக்கு இந்த மொபைல் ஃபோனுக்கும் காந்த சக்தியாலேயே வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம இது சொல்லுவாங்க ஆண்டனாவுக்கு கீழே அதுக்கு பக்கத்துலலாம் இருக்காதிங்க உங்கள் உடலை அது பாதிக்கும் ரேடியோ ஏன்னா அது அதிகப்படியான ரேடியோ வேவ்ஸ் வந்து மனிதனால் தாங்க முடியாது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் ஆகிற ரேடியோ வேவ்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் ஆகிற ரேடியோ வேவ்ஸ்க்கு இவ்வளோ சக்தி நான் எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதனுக்கு வந்துட்டு மின்னை வந்துட்டு கடத்திட்டு போகணும்னா ஒரு தகவலை கடத்திட்டு போகணும்னா உங்கள் உடம்புல இருந்து நீங்கள் உணர்வால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா யாரோ ஒரு மனிதனுக்கிட்ட இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு ஒரு விஷயம் நினைக்கிறீங்க இது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு மனிதன்கிட்ட நினைக்கிறீங்கன்னா அதை இயல்பாகவே அவர்கள் மூலியமாக உங்களை நோக்கி செலுத்தும் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஃப்ரீக்வன்சி லெவலில் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி லெவலில் நீங்கள் அதிகப்படுத்தி இருக்கணும் அது உங்கள் வலிமையை பொறுத்து ஒரு இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்கன்னா அதில் வந்து ஒரு வெளிப்புற தோற்றம் அவங்கக்கிட்ட வந்து வெளி மனதாக தான் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க பேசுகிறீங்க அவங்க வெளி மனதில் தான் பேசும் ஆனால் இதில் நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி இந்த காந்த சக்தி நீங்கள் அதிகப்படுத்திக்கும் போது உள்மனதின் வழியாக இது என்றைக்குமே தொடர்பு கொள்ளும் உணர்வுகளால் இது தொடர்பு கொள்ளும் இன்னொரு மனிதர்கிட்ட நீங்கள் இருக்கும் இடத்துல எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழியும் உங்களை சுற்றி ஒரு ஆறாக இருக்குது இல்லைங்களா அந்த ஆறாங்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த ஆறா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வலிமையாக உங்களை சுற்றி நீங்கள் அமைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளார வரப்பாக்கும் அந்த அதான் சொல்கிறேன் அந்த இம்யூன் சக்தி வந்துட்டு தடுத்துக்கும் ஏன்னா ஓரளவு தான் பாதிப்பு இருக்கும் இந்த இந்த ஜீவகாண்ட ஆற்றலுக்கு அதாவது நோயை குண நோயை வந்து தாக்க கம்மி பண்ணுற மட்டும் இல்லை ஒரு நோயை குணப்படுத்தும் இதுவும் இந்த ஆற்றலும் இருக்குது அதுதான் நான் சொல்லியிருந்தேன் பிராணிக்கு ஹீலிங் அதனால் பல வழிமுறைகள் இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் குறிப்பாக என்ன பண்ணுறோம்னா இதை வந்து வெளிப்புற ஆசைகள் நம்ம நினைத்திரை அடையலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை விட நாம் வந்து நம்மளுடைய உடலை மட்டும் நம்ம பக்குவமாக பார்த்துக்கணும் நல்லதையே நினைக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நல்ல நடக்கும்னா முதல்ல தியான வழியை நீங்கள் பயிற்சி பண்ணணும் நிறையா பேருக்கு வந்து இந்த பயிற்சி முறைகள்லாம் உண்மையை சொல்ல போனாங்க எளிமையானவர்களாக இருக்கும் பல பேருக்கும் இல்லையே எனக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தொடர்ந்து செய்வது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யாமல் இருக்குமே அதனோட ஒரு நாள் இல்லை நீங்கள் ஒரு பத்து நாள் பண்ணுற கூட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் பத்து நாளைக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்காது சரிங்களா தொடர்ந்து ஒரு ஒரு மாதமாக செஞ்சிங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்டது உண்மையிலேயே நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அந்த பயிற்சி செய்ய செய்ய செய்ய செய்ய செய்ய இது நம்ம ஜோட வழியாக பார்த்தா இல்லை யாருக்கு அதிகமாக வரும்னா இந்த டைமில் அவங்களுக்கு இந்த மாதிரி ராகு தசை கேது புட்டி ராகு புட்டி கேது புத்தி இந்த மாதிரி இருக்குள்ளார இருக்கிறவங்க சனி டசை சனி புட்டி சனி கேறு சேர்க்கை இருக்கிறவங்க குரு கேறு சேர்க்கை நடந்து அதில் டசா புட்டி நடக்கிறவங்களுக்குலாம் இயல்பாகவே இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்மீக தேடலுக்குள்ளாரையும் அதை சம்மந்தப்பட்ட பயிற்சிகளும் இயல்பாகவே இருக்காங்க ஏன்னா யாருக்கெல்லாம் நீண்ட நாள் இருக்கோ அவங்களாம் நீண்ட நாள் பயிற்சியும் குறுகிய கால இடைவெளி இந்த எட்டாம் பாவம் அதிகமாக வேலை செய்கிறவங்களெல்லாம் இவங்க அதுக்குள்ளார அடிக்கடி இல்லை வந்துக்கிட்டே இருப்பாங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு முதும் விதவிதமாக வந்து பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஆசை முயற்சி அதெல்லாம் அதை பற்றி அனுபவிக்கணும் ஒரு ஆன்மீக தேடல் மறைமுகப்பற்றி அவங்க இருந்து இருந்துக்கிட்டே இருக்குது இது நான் சொல்லியிருந்தேன் அந்த பிளானிங் ஃபீலிங்கை வச்சு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் நம்மளால் நம்ம இப்போ நார்மலான நிலையில் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் ஆனால் ஒரு பெரிய மகாநலாலும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மகரிஷி வந்து கையை வந்து இரண்டு பக்கமும் இப்படி விரி விரிந்த நிலையில் உள்ள அனைவரையும் நோக்கியிருப்பார் இது என்னென்னா ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா ஒரு மண்டபத்தில் இருக்கீங்கன்னா அவர்கள் எல்லாமே அந்த அந்த ஜீவகாண்ட ஆற்றலே அவங்க வந்து உணர முடியும் அவங்க கையிலேயே இதுக்கு என்னென்னா அந்த அளவுக்கு அவர்கள் அப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த தனது சக்தியை வந்து பெருக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ ஸ்ரீ அரவிந்தர் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு ஒரு நிகழ்வு இருந்துச்சு ஒரு பூனைக்கு வந்து கை காலுங்கிறது வந்துட்டு உடஞ்சிருச்சு என்ன பண்ணுறது தெரியல ரத்தம் வர்றது ரெண்டு உடஞ்ச இடத்துல அவர் வந்துட்டு தனது கண்களாலே மட்டுமே அதை பார்த்து வந்துட்டு க்யூர் பண்ணுறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அது மகா அப்படி கிடையாது மகான்கிற அடுத்தது அது ஏன் அதுக்கானா ஹீலிங் சக்தி அந்த கண்களின் மூலயமா ஒரு அந்த கண்களின் மூலயமா ஒரு விஷயத்தை பார்த்துங்கிறது எவ்வளோ விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம கைகளால் நம்ம உணர்ந்து அதை பண்ணுறோம் கண்கள்ங்கிறது ஒரு உங்களையும் மீது நடக்கும் நிகழ்வு அது வந்து யோக பாதின்னு ஒரு ஹையஸ்ட் ஒரு ஹையஸ்ட்டு பெரும் புள்ளியில் போய் நீங்கள் நிற்கும் அது இயல்பாகவே இருக்கும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு சாதாரண மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஈர்ப்பு விளையாட்டு மாதிரி போயிடுச்சு ஆனால் இது நோக்கம் அல்ல நம்மளை நோக்கம் ஒரு நார்மலான ஒரு மனிதர்களுக்கு ஒரு தேவையில் ஒரு வந்து லௌகீக வாழ்க்கைக்கு தேவைக்கு அவங்க இப்படி இருக்கிறது நல்லது தான் இறை தேடல்னு வரும்போது இதை எல்லாமே மீறி தான் அவங்க வரணும் இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு அவரின் நோக்கம் அது அந்த அவரின் பார்வை இதை பற்றி அப்படி நினைத்திரை இந்த நினைத்திரை நடத்தும் ஜீவ ஆண்ட சக்திங்கிறது வந்து ஒரு கவர்ச்சிக்காக உங்களை கவர்வதற்காக போடப்பட்டது நிச்சயமாக அல்ல நீங்கள் உணர்வீங்க அது உணர்ந்தால்தான் இந்த இது நான் போட டாப்பிக்கான அர்த்தம் புரியும் நினைத்திரை நடத்துமா நடத்தும் என்று நன்றி ஓம் சிவம் வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம லட்சுமி ஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சிவம் நம்ம வந்து போன பகுதியில் வந்து ஜீவகாண்ட சக்தியை பற்றி என்னென்னு பார்த்தோம் இன்னொரு சொல் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அதை சொல்லிடுறேன் எனக்கு தெரியும் ஜீவகாண்ட சக்தினா அதை பற்றி வேதாதிரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதை பற்றி அதை பார்ப்போம் சரியாது அப்புறம் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு அதெல்லாம் பார்ப்போம் அதாவது இந்த ஜீவகாண்ட ஆற்றல் வந்து உடம்பில் வந்து ஒரு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அதாவது